நம்முடைய தோழர் தோழி சகோதர சகோதரி சித்தப்பா சித்தி மாமன் மச்சா அண்ணன் தம்பி சாப்சன் மேடம்ஸ் எல்லாருக்கும் வணக்கத்தை முதல் நான் சொல்லிக்கிறேன் சவுண்டு கேட்கல தலைவரே ஸ்டார்டிங்கே வா ஹலோ ஹலோ கேட்குதா sound sound hello okay alright இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரி தோழர் தோழி அண்ணா அண்ணன் சித்தப்பா சித்தி மாமா மச்சா ஸ்டாப்சன் மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல் நான் சொல்லிக்கிறேன் ஸோ மிமிகிரி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் இங்கே பல பேர் உட்காந்துருக்கீங்க உங்களை வந்து சில பேருக்கு பட் நான் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் நான் மிமிகிரி பண்ணும்போது இது யார் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டு அப்புறம் நான் மூச்சை பிடிச்சி பாக்கியராஜ் வயசு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இது சத்யராஜ் வாய்ஸ் தானே அப்படின்னு யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கை தட்டலாம் பிடிக்காதவங்க முன்னாடி இருக்கவங்க முதுக தட்டலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஆண்களுக்கு வணக்கம் இந்த பக்கம் இருக்கிற அம்மாக்களுக்கு வணக்கம் என்னடா இது பொசுன்னு அம்மான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பொதுவாகவே நான் எல்லா பெண்களையுமே அம்மா அம்மா அப்படி கூப்பிட்டு தான் வழக்கம் அதனால தான் அப்படி சொன்னேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க நான் பொதுவாகவே ஒரு சாப்பாட்டு பிரியன் அதனால் ட்ரைனிஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க வாரத்துக்கு மூணு வேளை முருங்காய் சாம்பார் இருக்குது முக்கியமாக சப்பாத்தி வேறு லெவலு தக்காளி அல்டிமேட்டும் சொன்னாங்க அந்த முருங்கை சாதம் சொன்னதுக்கப்புறம் நான் வராமல் இருந்தேன்னா சமூகம் என்ன தப்பாக பேசும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஐயோ ஐயோ அடடாடா தேங்க்யூ அடுத்து என் நண்பார்ந்த தமிழக மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கென்று தனி உறவுகள் கிடையாது எனக்கென்று தனி சொந்தங்கள் எதுவும் கிடையாது என் இல்லமும் உள்ளமும் எல்லாமே தான் உங்களுக்காக நான் உங்களால் நான் மக்களுக்காக நான் மக்களால் நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐம்பத்தி நாலாவது அணியை பவானி சாகர் பயிற்சி நிலையத்தின் சிறந்த அணியாக செய்து காட்ட வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு உரமாகத்தான் உதப்பேன் அதில் ஏறி பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் தமிழுக்கு எழுத்து அம்மாவுக்கு மூன்றெழுத்து கருணைக்கு மூன்றெழுத்து பவானிக்கு மூன்றெழுத்து சாகருக்கு எழுத்து ரிலீவ் என தமிழில் எழுதி பாருங்கள் அதற்கும் எழுத்து இதை மனதில் வைத்து கொண்டு பயிற்சியை கவனமாக முடித்து வெளியேற வேண்டும் என்று எல்லா வல்ல வேண்டிவிட வருகிற நன்றி வணக்கம் எங்கள் ஒவ்வொருத்தரும் பரவாயில்ல பெரியவர்களை ஆசிரியர்களை மாணவர்களை பெண்களை இது வாழ வைக்கும் தெய்வங்களாக ரசிக பெருமக்களே எல்லாருக்கும் உனக்கு அதை போய் சொன்னாங்க அதை வந்து பேசிகிட்டு இருந்த வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த மாதிரி வந்து போலீஸ் ஒரு பயிற்சியில் கலந்துக்கணும் மாணவர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணாங்க இல்லை சார் இல்லை இல்லை இல்லை இல்லை இது வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக கலந்துப்பேன் பட் இது வந்து ஒரு அரசு அலுவலர் பயிற்சிகளையும் சொல்கிறீங்க நம்ம எப்படி கலந்துக்க முடியும் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் நீங்கள் வந்து வந்து பாடவர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் நான் வந்து சந்தோஷப்படுவாங்க சொல்கிறீங்கல்ல அப்போ நான் கண்டிப்பாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒன்றும் ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை எங்கே போனால் நம்ம குட்டி கதை சொல்கிறது வழக்கம் ஐ <laughs> குட்டி கதைக்கு தானே காத்துட்டு இருக்கீங்க ஏப்ரல் ஃபோல் குட்டி கதைலாம் சொல்ல போட்டு எனக்கு கொடுத்துருக்கதே நாலு நிமிஷம் அதுலேயும் குட்டி கதைலாம் சொல்லிட்டு தான் எட்டாகிறது வேணும் வேணும் வேணும் வேணும் குட்டி கதைலாம் சொல்ல ஒரு சின்ன விஷயம் போட்டு சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் தேவையான மூணே விஷயம் உன் அம்மா அப்பா ஏதோ ஒரு நல்ல நண்பன் இன்னொரு அந்த தயத்தை கரெக்டாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பேன் சொல்லி முடிய இருக்கிற எல்லா போல எனக்கு இவைய வேலைக்கு போக வேண்டியது இருக்குது வேலை இருக்குது பாய் பாய் பாய் ஓதுட்டேன்னு சொல்லு திரும்பி ஓதுட்டேன்னு சொல்லிட்டாச்சா இங்கே பாருங்க இங்கே பாருங்க கோபால் இங்கே பாருங்க நீங்க ஒரு கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளைன்னு நினைச்சுதான் கோபால் நான் பயிற்சிக்கு வந்தேன் பயிற்சிக்கு வந்தேன் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கோபால் நினைச்சு கூட பார்க்கல அலுவலக நடைமுறை பணி நடைமுறை பொதுமக்கள் தொடர்பு தொடர்ச்சியா கேப்ப விடாம நாலு மணி நேரம் வச்சு செஞ்சவங்களே முடியல கோபால் முடியலை வர்ற தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம நாங்க படுற அவஸ்தை பின்னாடி பெஞ்சில் இருக்கிற ராமு ராஜு எம்ஜிஆர் சிவாஜி முத்துராமனுக்கு தான் தெரியும் கோபால் முத்துராமனுக்கு தான் தெரியும் கிளாஸ்ல தூக்கம் வரக்கூடாதுன்னு நாங்க முறுக்கு மிச்சரு சேவு அல்வா இஞ்சி முறப்பா சாக்லேட்னு வாழை போட்டு மெல்லும் போது அதையும் மீறி தூக்க கண்ணை கட்டுமே கோபால் என்ன சொல்ல கோபால் என்ன சொல்ல முடியல கோபால் முடியலை வந்துருக்கையோட சூப்பரு சும்மா பாட்டையே கிளப்பலாம் தம்பி பாட்டையெல்லாம் கிளப்புறது இருக்கட்டும் பாபூசி ஹாஸ்டல் போனீங்கன்னா புல் நிறைய இருக்குது அந்த மண்பாட்டி எடுத்துட்டு போய் கொஞ்சம் போடுங்க என்னங்க நான் சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் நான் பத்தாது வேற வேற வேற வேட்டைக்காரன் தான் வரணும் வேட்டைக்காரனுக்கு நாளைக்கு தான் சிரமதானா உங்களுக்கு தான் இன்றைக்கி சிரமதானா நீங்கள் போய் புல்ல போடுங்க ஆனால் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன்னா நம்ம பசி தீர்ந்ததுக்கு சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தருடையது தம்பி முதல் இங்கே ஒரு இட்லியை சாப்பிட்டா உங்களுக்கு பசி தீர்றதான்னு பாருங்க அதுக்கப்புறமா உங்கள் அடுத்த இட்லியை கொடுக்கலாம் ஓகேவா அண்ணா என்னண்ணா அவருக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்களா எனக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டீங்களா தெரியும்ல தம்பி நீங்கள் யார் தம்பி அண்ணா நான் தானே ஏக்கு என்ன தம்பி தலை அப்படிலாம் பாட்டா பேர் வச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாம் இப்போ சொல்கிறது இல்லையா இல்லைண்ணா இந்த பேரு புகழ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலண்ணே என் ரசிகர்களுக்கோ நான் அதை தானே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பேர் புகழ்லாம் எனக்கு பிடிக்காதுண்ணே தம்பி பேர் புகழ் பிடிக்காதுங்கிறீங்க அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் இருக்கணும்ல சரி பரவாயில்ல அதை விடுங்க ஒன்று தெரியும்ல நான் மட்டும் ஊன்னு சொன்னா என் தம்பிங்க நாலு பேர் உழுதுருவானுங்க அது எது தம்பி அதுவா அது அட்மின் பிளாக் இல்லைண்ணா அது அதுவா அது வாபசி ஹாஸ்டல் தம்பி லேடிஸ் ஹாஸ்டல் ஆமாம் இல்லைண்ணா அது அதுவா அது கம்ப்யூட்டர் லேப் தம்பி அண்ணா அண்ணா வேணாண்ணா அது மட்டும் வேணாடா அண்ணா அது மட்டும் வேணாடா வேணாண்ணா வேணாண்ணா ஐயோ தம்பி பயப்படாதீங்க தம்பி எனக்கும் கம்ப்யூட்டர் கிளாஸ்னால் கொஞ்சம் பயம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே இருக்கவங்கெல்லாம் கருணை உள்ளம் வாய்ந்தவங்க நம்மளை எல்லாத்தையும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்ன நம்பிகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குத்துனது நண்பனாக இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது தெரியும்ல நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான் நம்ம பையனை லீடர் ஆக்கணும் அவன் நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லி அவன் கை காலில் உழுது ஒருத்தனை லீடர் ஆக்கணுமே அவன் என்ன பண்ணான் நம்ம கிளாஸில் அதிகமாக பேசுகிறோம் அஞ்சு மணிக்கு மேலே பர்மிஷன் இல்லாமல் வெளியே போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கட்ட அடிச்சு கடைசி போகிறோம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து என்ற மார்க்கு குறைச்சி விட்டான் இதெல்லாம் சரியா தப்பு இல்லை வீட்டில் போகும்போதே சொன்னானுங்க ஈரோடு ட்ரைனிங் போகிற பார்த்து பழகுப்பா பார்த்து பழகுப்பானு ட்ரெயில் லீடர்னு சொல்ல உங்களை ட்ரெயில் லீடர் ஆக்கணும் பார்த்து பழகினதுக்கு நல்லா செஞ்சிக்கல இனிமேல் எப்படா பார்த்து பழகிறது ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் குத்தனது நண்பனாக இருந்தா செத்தா கூட வெளியே சொல்லக்கூடாது ஓ எல்லாருக்கும் வணக்கம் நான் சூர்யா தடமைக்கும் தலைக்கணத்துக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் செல்வாங்க எதால முடியுங்கிறதோ தன்னம்பிக்கை எதால மட்டும்தான் முடியுங்கிறதோ பழகணும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்கிறாரோ கபராமாயணத்திலோ ராமர் சீதா பத்தி சொல்லியிருக்கிறாரோ மகாபாரதத்திலோ பாஞ்சாலி பத்தி சொல்லியிருக்கிறாரோ சீவக சீதாபடி பத்தி சொல்லியிருக்கிறாரோ ஏலாதி திரிகடுக பத்தி சொல்லியிருக்கிறாரு ஆத்திரங்கள் வருகிறது மக்களே ஆத்திரங்கள் வருகிறது என்ன பேசிக்கிறீங்க அப்பா சொன்னாரு அப்பா சொன்னா எதுவுமே சுய புத்தி இல்லையா தெரியுமில்ல என்னை பற்றி தெரியுமில்ல வேணாம் தம்பி வேணாம் காத்தால பிரேயருக்கு வர சொன்னால் டைமுக்கு வர கிடையாது நான் சொன்னால் கேட்பீங்களா கேட்கவே மாட்டீங்க இன்று மார்க்க குறைச்சிடுவே ரிலீவ் பண்ண சொன்னால் கேட்பீங்கல்ல காலைல அஞ்சு முக்காலுக்கு வர சொன்னால் அஞ்சு மணிக்கே வந்து நிற்பீங்க தெரியுமில்ல இந்த பேச்சிக்கிட்டு இருக்கேன் திரும்பி திரும்பி அங்கே யார் அது லேடிஸ் பக்கத்தில் நின்றுக்கிட்டு வேணாம் ஒதுங்கி நின்றணும் தூக்கி அடிச்சிருவேன் தெரியுமில்ல தூக்கி அடிச்சிட வேணாம் இல்லை அடிச்சு பக்கத்தில் நிற்காதீங்க தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க ஆமாம் சார் வணக்கம் தெரியும் உங்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவேன் ஏ சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி எங்க அப்பா சொல்ல ஓகே வேணும் தம்பி வேணாம் போயிடுங்க போயிடுங்க ஆத்திரங்கள் வருகிறது மக்களே ஆத்திரங்கள் வருகிறது வா வா வா வா ஹாய் சொல்லோ லவ் யூ டே லவ் யூ சொல்லோ love you love you love you love you சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல வெள்ளைய பரமசிலர் போயிருக்கோம் கார்னர் கடையில் நின்று பொருள் வாங்கியிருக்கோம் கரிசோர் ஆர்டர் பண்ணி ஹாஸ்டல்ல வச்சு சாப்பிட்டுருக்கோம் தெரியும்ல இருபத்தி மூணாவது பேச்சுல இருந்து ஐம்பத்தி நாலாவது பேச்சு வரைக்கும் ஸ்டாஃப் ஸ்டாஃபா இருக்காண்டி ரிலீவ் பண்ணாம ஒருத்தனை விட்டதில்ல பயம் முதலி முத்து பாண்டியடா ரிலீவ் பண்ணி வைக்கிற பயம் தெரியல வெளியில போக கூடாது நீ ஆனா சொல்லுவா லவ் லாப்பியோ லாப்பியோ ஐ லவ் சொல்லுவா லவ் யூ நஜி வணக்கம் ஜி எல்லாரும் பாருங்களே தெரியுது செம்ம சந்தோஷமாக இருக்கீங்க தெரியுது ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னாக்க காலையில் மார்ச் மாதம் ஜி காத்தால் அஞ்சு மணி இருக்கும் சும்மா அச்சு கிளாஸ் கோலம் போட்டுருக்க காத்துட்டு இருந்தது நம்ம போயிட்டு சும்மா விலகு அந்த கோலப்பொடி எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வந்து வச்சனா பாரும்போது ஆசமாக இருந்தது எல்லா கிளாஸும் சும்மா செம்ம கும்பல ஹாப்பியானாச்சு கும்பல ஹாப்பி யூஜி தெரியுது புரியுது இந்த வாய்ஸ் வரலன்னு எனக்கு தெரியுது ஓ <laughs> அனைவருக்கும் வணக்கம் விளங்காததை விளங்க வைக்க எனக்கு விளங்கியதை உங்களுக்கும் விளங்க வைக்க விளக்குவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் எழுநூற்றி நாற்பது பேர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் பயிற்சி ஒரு பயிற்சி கூடம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வி வில் பி வாட்சிங் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வைரமுத்து பேசுகிறேன் கவிதை தெரியாது எனக்கு கவிதை தெரியாது எனக்கு எனக்கு வாழ்க்கை அள்ளித்தர போகும் ஆசிரியர்களின் வார்த்தையை தவிர வேறு கவிதை தெரியாது எனக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது யார் மனதையும் புண்படுத்தும் விதமல்ல வெறும் நகைச்சுவைக்கு மட்டுமே நன்றி தம்பி தம்பி அங்கேயே வெயிட் பண்ணு தம்பி அங்கேயே வெயிட் பண்ணு